வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்றைக்கி நல்லி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற ரெசிபி இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம் ஒரு ஹாஃப் கேஜி நல்லி வாங்கியிருக்கேன் இது வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் கருவேப்பிலை ஒரு க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் விழுது கரம் மசாலா சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது கூட ஒரே ஒரு சிகப்பு மிளகா காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் அதனால் இந்த கலரில் இருக்குது கெட்டி தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா பெப்பர் மிளகுத்தூள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தாளிக்கும் போது போடுறதுக்காக சோம்பு பட்டை லவங்கம் அன்னாசி பூக்கள் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வனலில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காயணும் கொஞ்சோனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு பட்டை கிராமு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் கருவேன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க ப்ரௌனிஷ் கலரில் வரணும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு இந்த டைமில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அதோட ஒரு காஞ்சி மிளகாய் வச்சு வச்சு அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கோகோனட் பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதை மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கேர்டு எடுத்து வச்சுருக்கலாம் இல்லையா அதை ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் வச்சுருக்கோம் இப்போ இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது நம்ம தயிர் சேர்த்தோன்னே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நல்லி எலும்புகளை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ லெட் ஓப்பன் பண்ணலாம் மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமில் பெப்பர் பவுட்ரை போட்டுக்கலாம் எவ்வளோ காரம் வேணுமோ தான் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸ்க்கு கொத்தமல்லி தழை தூளம் நல்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஒரு டேஸ்டியான நல்லி பெப்பர் ஃப்ரை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ